அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்க மற்றும் லக்கணக்காரங்களுக்கு வீடு கட்டும் யோகா அமைப்பு இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க முதல்ல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு சில பேருக்கு வீடு கட்டும் யோகம் அமைப்பு சீக்கிரமாக வந்துடும் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுலேயே ஆரம்பத்தில் கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு முப்பது வயசு தாண்டி கட்டுவாங்க சில பேர் ஒரு சில பேர் அறுபது வயசு ஆயுமே எனக்கு வீ வீடு வாங்கும் யோகமே இல்லைங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அது எதனால அப்படின்னா அந்த ஜாதக அமைப்பு அந்த மாதிரி இருக்கும் இயற்கையாகவே நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணுவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் சொந்த வீட்டில் உட்காரத்துக்கான அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு அமையாது வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க அது எதனால என்ன காரணம்ன்றதை நான் கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ எந்தெந்த ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த வீடு அமைப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரங்களுக்கு இது இருக்குங்க இந்த தடவை எப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் மேஷ வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல தான் குரு பகவானும் சனி பகவானும் இருக்காங்க இந்த குருவும் சனியும் வந்து சேர்ந்திருக்கிறார் சனி தன் சொந்த வீட்டிலே இருக்காரு தொழில் ஸ்தானத்திலே இருக்காரு லாபஸ்தானாதிபதியும் அவர் தான் அதனால மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்ல அமோகமான ஒரு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் நல்ல தொழிலில் நல்ல முன்னேற்றமும் நல்ல பணவரவு இருக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு இவங்க பண்ணுவாங்க அடுத்தது மேஷ ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா மேஷ வீட்டிலேருந்து நான்காம் இடத்த பார்க்குறாங்க அதாவது குரு பகவானும் சனி பகவானும் நாலாம் இடத்த பார்க்குறாரு நாலாம் இடம் என்பது என்னது சுகஸ்தானம் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் இது எல்லாமே குறிக்குங்க அதனால வீடு கட்டும் யோகம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுக்கிறது வந்து மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரங்களுக்கு இயற்கையாகவே இந்த சூழ்நிலை இந்த கட்டத்தில் அமையும் அதனால் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க அது கட்டிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேங்க அவங்களுக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த வந்து குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க அஷ்டம அஷ்டமத்தில் போய் உட்காந்துட்டாரு குருவும் சனியும் குரு வந்து நீச்சம் ஆயிட்டாரு மிதன ராசிக்கு குரு நீச்சமான தான் ஏன்னா பாதகாதிபதி அவர் தான் மிதன வீட்டுக்கு வந்து பாதகாதிபதி குரு அவர் வந்து நீச்சமாயி பார்வை தான் பலம் பெற்றிருக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறாரு அதே சமயம் சனி பகவானும் பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் வாங்கியாவது அவங்க கட் வீடு வாங்கிடுவாங்க இல்லை கட்ட செய்வாங்க ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும் மிதன ராசி மற்றும் மிதன லக்னக்காரங்க இந்த டைம்ல முயற்சி எடுக்கணும் கண்டிப்பாக நிச்சயமாக அமையுங்க அவங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தையும் பார்க்குறாரு குரு பகவான் அதாவது சுகஸ்தானம் நான் சொன்ன இல்லைங்களா வண்டி வாகன யோகம் அடுத்தது அவங்க நல்லா ஃபோர் வீலர் வாங்குவாங்க டூ வீலர் வாங்குவாங்க வீடு கட்டும் யோகமும் இருக்குது இதெல்லாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா குரு வந்து அதிசார குருவாக போவார் கும்ப கும்ப வீட்டுக்கு இருந்தாலும் மகர வீட்டில் தானேங்களே இப்போ பயிற்சி ஆயிருக்காரு கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் மகர வீட்டுக்கே வருவார் அந்த அமைப்பு இருக்கு அதனால மிதன ராசி மற்றும் மிதன லக்கணக்காரங்களுக்கு இந்த அமைப்பு கண்டிப்பா இருக்குங்க முயற்சி செய்யுங்க அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கு ஆனா அவங்க கடன் வாங்கி தான் வீடு கட்டணும் அப்படின்றது இருக்கு ஒன்று சொத்து இருந்ததுன்னா சொத்தை வித்து கட்டக்கூடிய காலகட்டம் இது ஏன்னா சிம்ம வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து குருவும் சனியும் சேர்ந்துருக்காங்க அதனால சொத்து ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா நீங்க வித்துட்டு கட்டுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இல்ல கடன் வாங்கி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து கன்னி ராசி கன்னி ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் தன் வீட்டிலேயே உட்காந்துருக்காரு கண்டிப்பாக பூர்வீக சொத்தோ இல்லை பூர்வீக அமைப்பு ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வீடோ இல்லை நிலமோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அதை வித்துட்டு கூட இவங்க புது வீடாக கூட எடுக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இவங்க வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே வந்து அவங்க அப்படியே வீடு கட்டிடுவாங்க இந்த மாதிரி கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இருக்கு துலாம் ராசி மற்றும் லக்னக்காரங்களை பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் நாலாம் இடம்னு சுகஸ்தானத்திலே வந்து சனி பகவான் தன் வீட்டிலே உட்கார்ந்துருக்காரு நீச்ச பங்கம் ஏற்படுது குரு நீச்சமாகறாரு சனி தன் வீட்டிலே இருக்காரு அப்ப நீச்சமாயி நீச்ச பங்கம் ஆகிறாரு அதனால துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு இருக்குதுன்னே சொல்லாங்க இவரோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்வை அஞ்சு ஏழு ஒம்போதுங்க இப்போ துலாம் வீட்டிலேருந்து பாத்தீங்கன்னா ஆறு ஏழாம் இடத்தை பாக்குற கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கும் எல்லா காரியமும் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் நாலாம் இடத்துல தன் சனி சனி தன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால துலாம் ராசிக்கு துலாம் லக்னக்காரங்களுக்கு அமையும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டிய காலகட்டம் இது துலாம் ராசி மற்றும் லக்னக்காரங்க கொஞ்சம்னா என்னன்னா கடன் வாங்கி கட்டக்கூடிய காலகட்டம் கடன் கண்டிப்பாக வாங்குவாங்க அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் இவங்க எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வீடு கட்டுவாங்க அந்த யோகம் இருக்குது அடுத்து தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கு இப்போ நம்ம பார்க்கலாங்க தனுசு ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்திலே வந்து சனி தன் சொந்த வீட்டிலே இருக்காரு குரு நீச்சமாக இருக்காரு தனுசு ராசிக்கு அதிபதி வந்து நீச்சம் இரண்டாம் இடத்துல ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தனுசு ராசிக்காரங்க இருந்தாலும் இரண்டாம் இடம் தனஸ்தானம் வலுப்பெறதுனால குரு பகவான் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா சுப பார்வையாக படுறதுனால தனுசு ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குங்க அது இல்லாமல் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை வந்து இது நாள் வரைக்கும் பார்த்துருப்பாரு மிதனத்தை பார்த்துருப்பாரு தனுசு வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் பார்வையை மிதனத்தை பார்த்துருப்பாரு அந்த கணவராக இருந்தால் மனைவி மூலிமா மனைவியாக இருந்தால் கணவன் மூலிமா கண்டிப்பாக இடமோ இல்லை வீடோ கண்டிப்பாக வாங்கியிருக்கீங்க இது இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு வரும் அது மூலிமா நீங்கள் வந்து கட்டக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது தனுசு ராசிக்கு இப்போதான் தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து தன் மகர வீட்டுக்கு போய் நீச்சமாயிட்டார் இல்லைங்களா இப்போ அதனால் இவங்களுக்கு அமைப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் கடன் வாங்கி கட்டக்கூடிய காலகட்டம் இது ஆனால் இன்கம் ஃபுல்லாக வருங்க தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் அவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாறுறாரு அதனால் கண்டிப்பாக நடக்குங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா தனுசு வீட்டிலேருந்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த பார்வை வந்து பலமாக இருக்குது அதே சமயம் தனுசு ராசியிலேருந்து இரண்டாம் இடம் தனஸ்தானத்திலே வந்து தன் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் கட்டிட்டு இருப்பீங்க இடம் வாங்கியோ இல்லை வீடு கட்டின வீடை கூட நீங்கள் வாங்கியிருக்கா ஒரு சில பேர் இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க இப்போ கட்டிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க தனுசுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மகரம் மகரத்துல இருந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க கண்டிப்பா வீடு வாங்குவாங்க எப்படின்னா தன் மனைவி மூலியமா எதனால மகர வீட்டுல இருந்து ஏழாம் இடத்த குருவும் பாக்குறாரு சனியும் பாக்குறாரு அப்ப பார்வை பலம் பெற்றிருக்காரு இல்லைங்களா ஜென்ம சனியா இருந்தாலும் பார்வை பலம் பெற்றிருக்கனால கலத்திரஸ்தானத்தை பாக்குறாங்க அப்ப அந்த கலத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது கணவனா இருந்தா மகர ராசிக்காரங்க கணவரா இருந்தா மனைவினால யோகம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு மனைவியா இருந்தா கணவன் மூலியமா ஏதோ ஒரு சொத்து வாங்குறதோ சொத்து அவங்க வீட்டிலேருந்து இருந்து வரதோ இல்ல ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வரதோ ஏதோ நகை கிடைக்கிறது ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும் அதை சேல் பண்ணிட்டு அந்த வீடை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்குள்ள கண்டிப்பா வாங்குவாங்கன்றது ஒரு உறுதியா இருக்கு அதை வீடு வந்து ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இல்லைன்னா இடம் சொந்தமாக நீங்கள் வீட்டோடையே நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது ரெண்டு விஷயம் இருக்குது அதனால் மகர ராசிக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வந்து கண்டிப்பாக அமையும் மனைவி மூலயமாவோ இல்லை கணவர் மூலயமாவோ இவங்களுக்கு அமையும் அடுத்து கும்பராசிக்கு கொஞ்சம் சிரமங்க கடன் வாங்கி கடன் பட்டு தான் பண்ணோம் ஏன்னா கடந்த ஒரு அஞ்சு வருஷமா அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் அதுலேயே அவங்கெல்லாம் இடம் வாங்கி வீடு கட்டியிருப்பாங்க இருந்தாலும் இதுக்கு மேலே வாங்கி கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய டைம் இது ஆனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்யுங்க அடுத்து மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அமைப்பு இருக்குது பிள்ளைகளால் ஏன்னா ஐந்தாம் இடன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் தன் பிள்ளைகளை குறிக்கும் புத்திரஸ்தானம் அதனால பிள்ளைகளால் இவங்களுக்கு யோகம் குழந்தை பிறந்த யோகம்னு சொல்லுவாங்க வீடு கட்டுறது அதே மாதிரி அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா குழந்தைங்களால பிள்ளைகள்லாம் பெருசாக இருப்பாங்க இல்லைங்களா மீன ராசி மற்றும் லக்னக்காரங்களோட பிள்ளைகள் வளர்ந்துருந்தாங்கன்னா அவங்க மூலியமா அவங்க பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்கன்னா இவங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கும் இந்த அமைப்பு இருக்கு ஏன்னா பதினோராம் லாபஸ்தானாதிபதியே தன் வீட்டில் ஆட்சி பெறுறாரு சனி பகவான் குரு நீச்சமாயி நீச்ச பங்கம் ஏற்படுது அதனால மீதன் மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு குழந்தை பிறக்கும் நேரத்துல இந்த அமையும் அதே சமயம் வந்து ஒரு சில பேருக்கு குழந்தை வந்து இப்ப பிறந்திருந்ததுன்னா அதோட யோகம் கூட நீங்க வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா பிள்ளைகள் பெருசாக இருப்பாங்க இல்லைங்களா வளர்ந்துருப்பாங்க அவங்க மூலிமா அவங்க ஏர்னிங்ஸ் மூலிமா நீங்கள் கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க இது கண்டிப்பாக அமையும் இதில் நான் சொல்லாத ராசி லக்கணக்காரங்கள்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை நான் சொல்லலை கடகத்தை நான் சொல்லலைங்க விருச்சகத்தையும் சொல்லலை எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இவங்களது வந்து இயற்கையாகவே நல்லா இருக்கு அவங்களுக்கு குரு பகவான் பார்வையிலையும் இருக்காங்க கடகராசியெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்வையில் இருக்காங்க ரிஷபராசிக்காரங்களும் ரிஷப லக்னக்காரங்களும் பார்வை குரு பார்வையில் தான் இருக்காங்க இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இல்லை வாங்குவாங்க கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நம்ம அதை ஸ்டெப் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்கும் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னக்காரங்க கடகராசி மற்றும் கடக லக்னக்காரங்க விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரங்களுக்கு அதாவது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசி லக்னங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது பண்ணுறது ஒரு சில ராசி லக்னக்காரங்களுக்கு ஈஸியாக இது அமைஞ்சிடும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா எந்தெந்த ராசிக்காரங்க வந்து வாங்க முடியும் எந்தெந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன விஷயம் என்ன ஜாதக அமைப்பு படி அவங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பு படி தான் நம்ம வீடு கட்டுற யோகமும் இல்லையா இருக்கா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தசா புத்தி என்ன நடந்துட்டு இருக்கு என்ன அந்தரம் நடந்துட்டு இருக்கு உங்களோட ஜாதக அமைப்பு அப்படி இருக்கா சொந்த இடமோ வீடோ வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா செவ்வாய் நல்லா இருக்காங்களா சுப கிரகங்களோட பார்வை பார்வை வந்து இருக்கா நான்காம் இடத்தை பார்க்கறதோ இல்லை நான்காம் இடத்துல சுப கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதோ செவ்வாய் எப்படி இருக்காரு வலுத்து இருக்காரா இதெல்லாம் நம்ம பார்த்து தாங்க ஒரு ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணி தான் நம்மளுக்கு இவங்களுக்கு இருக்குதா இல்லையானே நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி அவங்க ஜாதக அமைப்பும் நல்லா இருக்கணும் இப்போ சின்ன வயசுல ஒரு சில பேருக்கு குழந்தையிலேருந்தே சொந்த வீட்டில் இருக்கக்கான யோகம் இருக்குது அவங்க இயல்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜாதக அமைப்பு அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் வந்து மேரேஜுக்கு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்களுக்கு அமையும் மனைவி மூலியமாவோ இல்லை கணவர் மூலியமாவோ இந்த மாதிரி அமையும் அதை விட்டிங்கன்னா மறுபடியும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுல ஒரு காலகட்டம் வாங்குவாங்க செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அறுபது வயசு ஆயுமே என்னால் கட்ட முடியல வாங்க முடியலைங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் உழைச்சிட்டே இருக்கீங்கன்னா அவங்களோட ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வலுவாக இருக்காது அதே அதே சமயம் செவ்வாய் வந்து என்ன சாரத்தில் வந்து உட்காந்துருக்கு சுபகிரகங்கள் பார்வை இருக்கா நான்காம் இடத்த இதெல்லாம் நம்ம பார்க்கணும் மெயினாக வந்து நான்காம் இடம்ன்றது நம்ம வீடு கட்டும் யோகா அமைப்பு நம்மளுக்கு அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி பூர்வீகம் அந்த சொத்து ஏதாவது வந்ததுன்னா வித்துட்டு நம்ம கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் ஒரு சில பேர் அறுபது வயசு ஆகியும் தன் பிள்ளைகளை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க பாருங்க அவங்க கட்டினாங்கன்னா அது மூலயமா இவங்க வந்து சுகப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதெல்லாம் ஒரு ஆஃப்டர் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருப்பாங்க அவங்க ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் தான் அவங்க சந்தோஷப்படணும் பிள்ளைகளால் பெருமை பிள்ளைகள் மூலயமா தான் அடுத்தது தலையெடுத்து நிமிந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம் இருக்கும் அதனால வரைக்கும் கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கி அது ஒரு பெரிய ஒரு சிரமம் அது வந்து அப்பா அம்மாங்களுக்கு அது வந்து சிரமமும் இருக்கும் சந்தோஷமும் அதில் இருக்கும் ஏன்னா பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து வந்தால் அவங்களுக்கு ரொம்ப பெருமை சந்தோஷம் அதை நம்ம தவறு சொல்ல முடியாது இருந்தாலும் கஷ்டம் தானேங்களா அவங்களுக்கும் இந்த பிரச்சனையிலையுமே இது அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு தான் இவங்க வீடு வாங்கிடுவாங்க பெற்றவங்க இருந்தாலும் பிள்ளைகள் நல்லா இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷம்னு நிறைய பேர் இருக்காங்க எல்லா பெற்றவங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க சில பேர் தான் வந்து தனக்குன்னு எடுத்து ஒதுக்கி வைக்கிறாங்க தவறு கிடையாது ஏன்னா வயசான காலத்தில் யார் அவங்கள பார்ப்பாங்க எல்லா பிள்ளைகளும் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் ஒரு சில பேர் மட்டும்தான் பார்ப்பாங்க எல்லாரையும் நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது அவங்களுக்குன்னு சில ஆசைகள் எல்லாமே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறதுக்கான சாத்தியம் இருக்கு நல்ல விஷயந்தான் அதுவும் நல்ல விஷயம்தான் யாரையும் எதுவும் தப்பு சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த வீடு கட்டும் யோகா அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கண்டிப்பாக இவங்க ஸ்டெப் எடுத்தாங்கன்னா பண்ணலாம் நான் சொல்கிறது எது விட்டன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரங்க கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்மம் நான் சொல்லிட்டேன் ஆனால் கஷ்டப்பட்டு தான் அவங்க வாங்குவாங்க அப்படின்ட்டு அடுத்தது விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரங்க இவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குவாங்க இல்லை வீடு கட்டுறதுக்கான யோகமும் இருக்குது ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அவங்க வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க மற்றபடி எல்லா ராசிக்காரங்களும் லக்கணக்காரங்களுக்கும் இருக்குங்க அவங்க ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது தான் இந்த டைம் நம்மளுக்கு ரைட் டைமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எப்படி இருக்கு என்ன தசா புத்தி நடந்துட்டு இருக்கு அந்தரம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்தா நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசலாம் ஓகே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்